அப்பா சேர்த்து வச்ச காசை தொலைச்சிட்டாரு டேங் டேங் எங்க இங்க பாருங்களேன் நான் பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன் சரிம்மா போயிட்டு வா நான் வரதுக்குள்ள இந்த படிக்கட் கீழ இருக்கிற குப்பையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைங்களேன் ப்ளீஸ் சரி சரி சரிங்க நான் சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுலயும் வீட்டு வேலை கொடுத்து காலி பண்றாளே என்னங்க இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்க <laughs> ஒண்ணு இல்ல பழைய நியூஸ் பேப்பர் பழைய துணி பழைய வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம் எதுவா இருந்தாலும் கொடுங்க எந்த பொருளா இருந்தாலும் நியாயமான விலையில நாங்க எடுத்துப்போம் இந்த பழைய கட்டில கூட நீங்க எடுத்துப்பீங்களா சொல்லுங்க ஓ கண்டிப்பா எடுத்துப்போம் சார் கொடுங்க அப்புறம் அந்த பழைய மிஷினும் கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன் சார் ஓ அதுவா பார்த்தா நீங்க யூஸ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது ஒருவேளை நீங்க அதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவேன் என்னது பத்தாயிரம் ரூபாவா எனக்கு இவ்வளவு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த பணத்தை வச்சு நல்லா சாப்பிடலாம் நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன அதுக்குள்ளயா ஆஹா என்னங்க ஆமா இங்க நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல ஒண்ணு இல்லம்மா சும்மா அப்படியே ஜாலியா நின்னு வேடிக்கை இல்ல இல்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் சரி கடைக்கு போனீங்க என்னென்ன வாங்கிட்டு வந்த எனக்கு அது என்னன்னா சாரி சொல்ல உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் பரவாயில்ல கெனச்சி வீட்டுக்கு போகும்போது இந்த லைப்ரரியில கொடுத்துடு சரி கெனிச்சி நீ ஒன்னும் கவலைப்படாத நான் கொடுத்துடுறேன் அட இங்க இருந்த புக் எங்க போச்சு ஒருவேளை கெனிச்சு எடுத்துட்டு போயிட்டானோ டேய் கெனிச்சி கெனிச்சி என்ன நீங்க அதுல ரகசியமா பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் ஏண்டா கத்துற உங்க அம்மா காதுல கேட்ட போது ஓகே புரிஞ்சுது ஒருவேளை உங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சா எனக்கு புது பொம்மை வாங்கி தரீங்களாப்பா சரி சரி வாங்கி தரேன்ப்பா ஆ, நானும் கேட்டுட்டேன் சாக்லேட் ரோல் எனக்கு வேணும் ஆ, என்னாச்சு கெனச்சி அந்த புக் இந்நேரம் லைப்ரரியில இருக்கும்பா சரி வா சீக்கிரம் அந்த புக்க தேடி கொண்டு வரலாமா சீக்கிரம் வாங்கப்பா சீக்கிரம் வா சீக்கிரம் லைப்ரரி ஃபுல்லா புக்ஸா இருக்கே இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது கெனிச்சி அது என்ன புக் எனக்கு என்னமோ அதுவா தான் இருக்கும்னு தோணுது இல்ல இல்ல அது சரி இது இது ஒரு தடவை யோசிச்சு பாரு நீ சிச்சுமா போயேண்டா ஓகே பாட்டு <laughs> ஓகே ஓகே செவ்வொரு ஏற நெஞ்சா டெக்னிக் கபட கபட கபட கபட கபட கபட கபட என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா எல்லா புக்லயும் ஒரே மாதிரி ஸ்மெல் தான் வருது நமக்கு வேற வழியே இல்ல ஷின்சோ எல்லா புக்லயும் தேடி பார்க்கலாவா நான் இதுலயே இல்ல ஷின்சோ கெனிச்சி உண்மையிலேயே அந்த புக்ல தான் வச்சாரா ஆமா எனக்கு நல்லா தெரியும் அந்த புக் தான் என்னது நீங்க எல்லாரும் இந்த புக்ஸை எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒண்ணு விளையாடுற இடம் இல்ல இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க போங்க இந்த விஷயத்த பத்தி நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் இப்ப வந்து சொன்னா என்ன பண்றது ப்ளீஸ் ஹட்டோரி எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா சரி இவ்வளவு தூரம் கேக்குறீங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் இருங்க லைப்ரரிய மூடிட்டாங்க ஹட்டோரி இப்ப நாம என்னப்பா பண்றது உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான் டிங் டிங் எனக்கு ஒரு நல்ல திட்டம் கிடைச்சிருக்கு ஹேய் ஹட்டோரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆ வணக்கம் சார் எங்க கெனிச்சி ஒரு முக்கியமான பேப்பர் புக்லயே வச்சு மறந்துட்டான் அதை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு பர்மிஷன் குடுக்கறீங்களா ப்ளீஸ் ஓ அப்படியா ப்ளீஸ் சார் நாங்க உங்களை தொல்லை பண்ணாம தேடி பார்த்துட்டு போயிடுறோம் இப்போ நீ என்ன பண்ண போற ஹட்டோரி நான் என்ன பண்றேன்னு நல்லா கவனிங்க டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் இப்ப நான் புக்கை எப்படி அடக்கி வச்சனோ நீங்களும் அப்படியே பண்ணுங்க சரி அப்படியே பண்றோம் வச்சாச்சு அப்படிதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்க கெனச்சி என் வேலையை முடிச்சிட்டேன் சரி சின்சோ இப்ப நீ ஆரம்பி சரி அவங்க சரியா தான் வச்சிட்டு இருக்காங்களா ஹட்டோரி ஆமா சார் கரெக்டா தான் வைக்கிறாங்க நானும் கரெக்டா இப்ப நான் என்னால ட்ரை பண்றேன் சரி இப்ப நான் என்ன பண்றேன்னு நீங்க பின்னாடி நின்னு பாருங்க சூறாவளி காற்ற உண்டாக்கி புக்க திருப்புறேன்னு உனக்கு எதுவும் ஆகல சந்தோஷம் டிங் ஒருவேளை யுமிக்கு அந்த புக்கை இன்னும் குடுக்கலையோ என்னவோ ஆனா கெனிச்சி அந்த புக்கை நீ தானே கொண்டு வந்திருக்கணும் அது சரி இங்க வந்து தேடுறதுக்கு முன்னாடி யுமிக்கோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அந்த புக்கா அந்த புக்க கெனிச்சி அவங்க அம்மா என்கிட்ட இருந்து திரும்பி வாங்கிட்டாங்க அம்மா எதுக்காக திரும்ப வாங்கினாங்க நான் கெனிச்ச வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்பி வரும்போது யுமிகா ஒரு நிமிஷம் நில்லு என்ன ஆண்டி சொல்லுங்க மறுபடியும் கெனிச்சி அவனோட ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி உன்கிட்ட கொடுத்திருக்கானா யுமிகோ உன் கையில இருக்கிறது என்ன புக்கு இல்ல ஆண்டி நான் போற வழியில லைப்ரரியில குடுக்க சொல்லி என்கிட்ட குடுத்தான் அதான் கொண்டு போற ஆண்டி அவ அந்த மாதிரி பண்ணவே கூடாது யூமிகோ அவனோட வேலைய அவன் தான் பாக்கணும் கூடாத நாளைக்கு நானே கெனிச்சியே இது லைப்ரரியில குடுத்துற சொல்லிடுறேன் என்னது அந்த புக்கு உங்க அம்மா கிட்ட எப்படி போச்சு என்ன பண்றது இப்போ நான் அந்த புக்க பார்த்தேன் அது எங்க இருக்கு ஷின்சோ அந்த புக்கு கிச்சன்ல இருக்க டேபிள் மேல தான் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றது ஹட்டோரி டிங் டிங் டிங் போச்சுன்னே தெரியலையே எங்க போச்சு எங்க இங்கதான் இருக்கணும் இங்கதான் இங்க என்ன பண்றீங்க அது வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னால எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் தோணுதா அது அது வந்து இல்லம்மா அது வந்து புக்குக்குள்ள பணத்தை வச்சது நீங்க தானே அந்த பணம் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு நீங்க எனக்கு குடுக்கறதுக்காக தானே இந்த புக்குக்குள்ள அந்த பணத்தை வச்சிருந்தீங்க <laughs> ஆமாமா சரியா சொன்ன இல்ல பசங்களா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க அப்பாவுக்கு போனஸ் கிடைச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் பன் பண்ணிருக்கேன் ஹே சாக்லேட் பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ ஏ பதிலா பொம்மைய வாங்கிருக்கலாம் உங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கெனிச்சி அவரால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு ஸ்பெஷலான சமையல பண்ணிருக்கேன் என்னங்க சரிதானே பரவாயில்ல சந்தோஷமா தான் இருக்கு அப்பாவை பார்த்தா எனக்கு கவலையா தான் இருக்கு இருந்தாலும் இந்த சாக்லேட் கேக் ரொம்ப ருசியா இருக்கு டிங் டிங் டிங் டிங்